அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டிவைன் எனர்ஜி ஹீலிங் தெரப்பிலேருந்து பேசுறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சர்ம நோய் தீர்க்கும் இடம் இது இப்போ skin problem skin allergy skin டிசீஸ்லாம் வருது இல்லைங்களா அது வந்து முழுமையாக குணமடைகிற இடம் எது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க மருக்கள் முகத்தில் கழுத்தில் கை காலெல்லாம் கூட மருக்கள் வரும் அடுத்து கேன்சர் போன்ற நோய் கூட தீரும் இந்த இடத்துல அது எந்த இடம் சேலத்தில் உள்ள கஞ்சமலை சித்தர் கோயிலை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோயிலுக்கு உண்டான அட்ரஸ் வந்து அந்த டைமிங்கும் நான் உங்களுக்கு கீழே போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இந்த கோயிலில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பெயர் பார்த்தீங்கன்னா சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க கஞ்சமலைன்னு சொல்லுவாங்க அம்மாவாசை கோயில் காலாங்கி சித்தர் கோயில்னு சொல்லுவாங்கங்க ரொம்ப ஃபேமஸ்ஸு மூணு அம்மாவாசைக்கு மட்டும் வந்து அங்கே தீர்த்த குளம் இருக்குது வந்து நீராடிட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானத்துல இருந்துட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிட்டு நீங்க போகும்போது ஒரு மூணு அமாவாசையில எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் நான் சொல்றேன் கேன்சர் போன்ற நோயும் தீருது நீங்கள் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணிட்டு அங்கே வந்து உட்காந்து தியான தியானத்தில் உட்காந்துட்டு சாமி பார்த்துட்டு நீங்கள் அங்கே இருக்கும்போது அந்த ஒரு வைப்ரேஷன் அங்க ஒரு குட் குட் வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது அந்த அம்மாவாசைக்கும் ரொம்ப ஃபேமஸுங்க அந்த கோயில் பௌர்ணமிக்கும் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லலாம் பௌர்ணமிக்கு அந்த கோயிலை சுற்றி கிரிவலம் வராங்க பதினெட்டு கிலோமீட்டர் கிரிவலம் வராங்கங்க அதனால் நீங்கள் அம்மாவாசைக்கு வாங்க ஒரு மூணு அம்மாவாசைக்கு வந்துட்டு ஒரு மூணு பௌர்ணமிக்கு அங்கே கிரிவலம் வந்துட்டு போங்க நீங்கள் எந்த விதமான நோய்கள் இருந்தாலும் சரி அங்கே மூலிகை தீர்த்த குளம் இருக்குது மூலிகை செடியெல்லாம் இருக்குது அதை நம்ம சுவாசிக்கும் போது எப்பேற்பட்ட கொடிய நோய் இருந்தாலும் தீருங்க அடுத்து அந்த மூணு அமாவாசைக்கு மனசில் நினச்சிட்டு நீங்கள் அங்கே இருந்துட்டு ஏதோ ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் வரும்போது அது உடனடியாக நடக்குங்க அதே மாதிரி உங்களோட ஆசை நிறைவேறிடுச்சுன்னா உப்பும் மிளகும் வந்து அந்த இடத்துல தீர்த்த குளத்தில் சுற்றி போட சொல்லுவாங்க அந்த கோயில் காலங்கி சித்தர் கோயிலுக்கு பின்னாடியே இருக்குங்க அது காந்த தீர்த்தம் என்று பெயருங்க அந்த தீர்த்த குளத்துக்கு உப்பு எல்லாருமே வந்து அந்த இடத்துல சுற்றி போடுவாங்க ஒரு நாள் நீங்கள் கீழே போயிட்டு அந்த தண்ணி எடுத்து நீங்கள் குடிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல உப்பே கறிக்காதுங்க அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அந்த குளம் தீர்த்த குளத்தில் வந்து நீராடிட்டு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அங்கேயே வந்து காளியம்மன் கோயில் இருக்குது மலை மேலே முருகர் கோயிலெலாம் இருக்குது தரிசனம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான நோயும் தீருங்க இருந்தாலும் சரும நோய் சரும நோய் வந்து உடனடியாக தீரக்கூடிய இடம் இது ஒரு மூணு மாசத்துலயே மறு இருந்ததுன்னா கண்டிப்பா விழுந்துரும் ஏன்னா எனக்கே வந்து ஸ்கின் ப்ராப்ளம் மருவெலாம் நிறைய இருந்தது கையில் இருந்தது விரல்ல இருந்தது அது நிறைய மருந்து எல்லாமே வச்சு பார்த்தோம் ஆனால் சரியாக கிளியர் ஆகலை ஒரு மூணு அமாவாசைக்கு மட்டும் போய் வேண்டிட்டு வந்தோம் ரெண்டாவது அம்மாவாசைக்கு அது விழ ஆரம்பிச்சிருச்சு உதிர்ந்து விழ ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கண்டினியூவாக போக ஆரம்பித்தோம் இது மூணு அமாவாசைக்குன்னு இல்லையே எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு வரலாம் இதெல்லாம் அந்த அமாவாசை அன்னைக்கு போகும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த எனர்ஜி வைஸ் அங்கே வந்து டிவைன் எனர்ஜி அதிகமாக இருக்கும் அதில் வந்து கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க அமாவாசைக்கும் மூணு அமாவாசைக்கு வந்துட்டு போங்க மூணு பௌர்ணமிக்கும் வந்துட்டு போங்க நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் அந்த இடத்துல கஞ்சமலையில் அதனால் கண்டிப்பாக வந்து காலங்கி சித்திரை வழிபட்டுட்டு போங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த அட்ரஸ் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக சேலம் வரும்போது சித்தர் கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்